ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்டர்லெஸில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸுங்க இந்த சாரீஸ் ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்டுடைய ரிவ்யூ தான் தரப்போகிறேன் ஸோ அது யாருடையது அப்படின்னா ப்ளம் பொதுவாக வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணும்போது ஜஸ்ட் அதை பற்றி மட்டும்தான் சொல்லுவோம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டையே உங்களுக்கு காமிச்சு அதை நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன் ஸோ இது யாருடைய இதுன்னா ப்ளம் ஸோ அவங்களுடைய பாடி மிஸ்ட் ப்ராடக்ட் தாங்க இது ஸோ இது மெயினாக வந்து எதில் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெனிலா ஃப்ளேவரில் தான் ஸோ வெனிலா எக்ஸாக்டில் தான் வந்து மெயினாக வந்து இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க ஸோ வெனிலா ஃப்ளேவர் பிடிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட்டுமே ரொம்பவுமே பிடிக்குங்க ஏன்னா அந்த வெனிலா உடையது அந்த ஸ்மெல்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளேவர்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குங்க இதில் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வீகன் ப்ராடக்ட்டுங்க அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எம்எல் இருக்கக்கூடியது இதில் தேர்ட்டி எம்எலுக்கும் அவைலபிளாக இருக்குது ஒன் ஃபிஃப்டி எம்எலுக்கும் அவைலபிளாக இருக்குங்க இது எங்கே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய நெக் பாயிண்ட்லேயும் பல்ஸ் பாயிண்ட்லேயுமே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் தாராளமாக வந்து டூ டு த்ரீ ஹவர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஸ்மெல் வந்து இருக்கும் இதுவே வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து இடிபின்னு e சொல்லுவாங்க இல்லையா ஹை கான்சன்ட்ரேஷன் அந்த மாதிரி மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்டெல்லாம் வந்து நியர்லி டென் ஹவர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஸ்மெல் வந்து லாஸ்டிங் இருக்குங்க அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட்டுடைய டீட்டெயில்ஸ் பற்றி நம்மளுடைய ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் பாட்டமில் வியூ ப்ராடக்ட்னு கொடுக்குறேங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உள்ளே போய் வாங்கிக்கலாம் இதை நீங்கள் நிறையா ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் வாங்கிக்கலாங்க அண்ட் இந்த ப்ராடக்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் இது வெண்ணிலா ஃப்ளேவரில் நான் வாங்கியிருக்கேன் ஸோ இதனுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வர மாதிரி இருக்குது இந்த ஃப்ளேவர் வந்து வெண்ணிலா அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்பவுமே இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்குங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து இவங்களுடைய ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது நாட் ஓன்லி பாடி மிஸ்ட்டுங்க ஸ்கின்க்கு ஹேருக்கு மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட ப்ராடக்ட் எல்லாமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அதில் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வீகன் ப்ராடக்டாக இருக்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷலுங்க ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம ஒவ்வொரு சாரியாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரீங்க sari number four six zero சாரியுடைய நம்பர் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கான்ட்ராஸ்ட் பல்லு ப்ளவுஸ் இருக்கக்கூடிய பார்டர்லெஸ் பியூர் சில்க் சாரீங்க பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க பல்லுவன் ப்ளவுஸ் வந்து க்ரீன் இந்த க்ரீன் பார்த்துட்டிங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ அண்ட் க்ரீனோட இருக்கும் body of sari red colour warp weft ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் தாராளமாக நம்மக்கிட்ட இந்த சாரீ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயே செக் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க இந்த செக் பண்ணுறதுக்கான வீடியோ ரெஃபரன்ஸ் வந்து நம்ம லிங்க்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் வீட்டில் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் sari number four six one body of sari golden yellow pallu and blouse magenta colour பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் ஆல்டர்னேட்டிவாக இருக்குதுங்க ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளைனாக வரும் இன்னர் லேயர் ப்ளைனாக வருங்க ப்ளவுஸ் பாடி ஆஃப் சாரி பல்லு பல்லுவில் வரக்கூடிய டசுல்ஸும் சேர்த்து சாரியுடைய ஹோல் லென்த்துன்னு பார்த்துட்டிங்கன்னா six point one to six point two metres இருக்கும் length of blouse above above seventy centimetre with of the sari and blouse forty five point five inches above இருக்குங்க next sari sari number four six two body of sari royal ப்ளூலையும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் இருக்குங்க இந்த சாரியுடைய price six thousand two hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கும் இது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸுங்க ஸோ இப்போ நியூ ஸ்டாக் பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸு டிசைன்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நியூ டிசைன்ஸாகவும் இருக்கும் கலர்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இது ஃப்ரெஷ்ஷாக இப்போ மேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் சில்க் ரேட்டும் அதிகமாக இருக்குங்க ஸோ அதனால் சாரியோடைய ப்ரைஸ் அதிகமாகுது ஸோ நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா சில்க் ரா மெட்டீரியலுடைய ரேட் அதிகமாகும் போது கண்டிப்பாக ப்ராடக்டுடைய ரேட்டுமே அதிகமாக தாங்க செய்யும் sari number four six three body of sari golden yellow பல்லுவன் ப்ளவுஸ் லெவண்டர் கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுலேயுமே இருக்குங்க இங்கே ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹஃப் ஜரி சில்கை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க்குங்க அண்ட் இது எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் இருக்குங்க நான் இந்த சேரீலேயே கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ இது வந்து எஜ்ஜில் இருக்கக்கூடிய புட்டா அதுக்கு கீழே அப்படியே வாங்களேன் ஸோ இந்த புட்டா பாருங்கள் ஸோ இந்த புட்டாவுக்கு இருக்கக்கூடியதை பாருங்கள் அண்ட் ஆல்சோ இந்த புட்டா பாருங்கள் இது வந்து எட்ஜில் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து ஹூக்ஸ் மார்க்ஸ் நல்லா டைட்டாக இது பண்ணி நெசவு பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி கேப் வரதாங்க செய்யும் ஸோ எல்லா சாரிலையுமே எஸ்பெஷலி இந்த புட்டா சாரீஸ்லன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரதான் செய்யும் இது வந்து ஹேண்ட்லூம் மார்க்ஸ் தானே தவிர டேமேஜ் கிடையாதுங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ரிட்டன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலருக்கோ குவாலிட்டிக்கும் வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க ஒன்லி ஃபார் டேமேஜஸ் இல்லைன்னா நீங்கள் புக் பண்ண சரி இல்லாமல் வேறு சாரி உங்களுக்கு வந்ததுன்னா மட்டும்தான் ரிட்டர்ன் வந்து பாசிபிளாக இருக்குங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பல்சரி பார்த்துருங்க வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ பார்த்துருங்க ஃபோட்டோ பார்த்துட்டு புக் பண்ணிங்கன்னா கம்பல்சரி வீடியோ பார்த்துருங்க ஏன்னா டபுள் ஷேட் கலர்ஸ் வர்றது வந்து கண்டிப்பாக வந்து லிட்டில் பிட் டிஃப்ரென்சஸ் வந்து நமக்கு ஃபோட்டோவில் வரதாங்க செய்யுது ஏன்னா எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியறதில்ல இப்போ நீங்கள் பார்க்குறதுல பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பிங்கிஷ் ஆரஞ்சு கலரில் வருது body of sari cream colour சாரியுடைய number four six four and இதெல்லாமே பியூர் சில்க்குங்க ஸோ பியூர் சில்க்குக்கு ஏற்ற டெக்ஸ்டர் தாங்க இருக்கும் பாலிஸ்டர் மாதிரி ரொம்ப பளவளப்பாவோ வளவளப்பாவோ இருக்காதுங்க ஸோ பாலிஸ்டரோடையோ அல்லது பாலிஸ்டர் மிக்ஸோடையோ அல்லது கோன் மிக்ஸோடையோ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணவே வேண்டாங்க இது பியூர் சில்க்கு அண்ட் இதெல்லாமே த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக வருங்க சரி தின்னதாக இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க sari number four six five பல்லுவன் blouse bluish green body of sari violet dark வயலட்டில் இருக்கும் பாடியில் வரக்கூடிய அந்த பீகாக் டிசைன் பார்த்துட்டிங்கன்னா காப்பர் ஜரியில் இருக்கும் அதுக்கு இடையில சின்னதாக மீனா ஒர்க்குக்கு சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது ரொம்பவுமே நல்லா இருக்குங்க அந்த காப்பர் அண்ட் அதுக்கு இடையில யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சில்வர் ஜரி அப்படிங்கிறது அந்த டிசைனுக்கு நல்லாவே எடுத்துக்காட்டுது sari number four double six body of sari bottle க்ரீன்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் கலர்லேயும் இருக்குது பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுலேயுமே ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாகவுமே வருங்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே என்ன சாரீ அது என்ன ப்ரைஸு அண்ட் அது என்ன வார்ப்பு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குங்க அண்ட் ஆல்சோ கஸ்டமராக இருந்தால் எந்த நம்பரில் புக் பண்ணணும் டவுட்டாக இருந்தால் எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணணும் ரீசெல்லர் ஹோல்சேலராக இருந்தால் எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் எவ்ரி டே கூட நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எங்களுக்கு கிராஷ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் அமௌண்ட் பெய்டு அதை மட்டும் அனுப்புனீங்கன்னா எங்களால் செக் பண்ணுறது ரொம்ப சிரமம் ஏன்னா சேம் அமௌண்ட்டு நிறைய பேர்கிட்ட இருந்து வரும் அப்படிங்கும்போது வெறும் அமௌண்ட்டை மட்டும் வச்சு செக் பண்ணவே முடியாதுங்க ஸோ அதனால தான் டிரான்சாக்ஷன் டீட்டெயில் மஸ்ட்டாக சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறதுல பாடி ஆஃப் சாரி கொஞ்சம் டபுள் ஷேடு வைலட்டில் வந்துடுது பல்லுவன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் அண்ட் மஸ்டர்ட் எல்லோ மிக்சிங்கில் இருக்குதுங்க இந்த சாரியில் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு அந்த த்ரீ ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸும் வந்துடுதுங்க கோல்டு அண்ட் சில்வரில் புட்டாஸ் வந்துடுது sari number four six seven next four six eight body of sari orange double tone பல்லுவன் blouse also double tone mustard yellow and green combination இந்த டைப்பில் இந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு டாப்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 சில கண்ட்ரீஸில் பார்த்துட்டிங்கன்னா கஸ்டம் சைடில் வந்து டியூட்டி டேக்ஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க அதுக்கு கண்ட்ரி கண்ட்ரிக்கு வந்து இந்த டியூட்டி டேக்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க ஸோ உங்கள் கண்ட்ரியில் கஸ்டம் சைடில் டியூட்டி டேக்ஸ் பே பண்ண சொல்லி பார்சல் வாங்க சொன்னாங்கன்னா நீங்கள் பே பண்ணி பார்சல் வாங்கிக்கலாங்க sari number four seven zero பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் அதாவது ராணி பிங்க் அண்ட் ஆரஞ்ச் மிக்சிங்கில் இருக்குது பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ளூ கலரில் இருக்கும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த சாரீ வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் ஒன் ஈவன் ஒன் பர்சன் உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே தயவு செஞ்சு புக் பண்ண சொல்ல வேண்டாம் எல்லா டவுட்டும் நீங்கள் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீங்கள் புக் பண்ண சொல்லுங்கள் அந்த டைமில் அந்த சேரீ அவைலபிளாக இருந்து நீங்கள் புக் பண்ண சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறோம் sari number four seventy one பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கலர் கொஞ்சம் பிரைட் பிங்காக இருக்கும் body of sari brown colour நல்லா டார்க்கு காஃபி ப்ரௌனில் இருக்கும் next sari number four seven two body of sari golden yellow பல்லுவன் ப்ளவுஸ் குங்குமம் ரெட் கலர் நான் ஏன் இதை kumkum red colour brick red colour அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறேன்னா அது நார்மல் ரெட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டோன் இருக்கும் அதனால தான் நான் வந்து குங்குமம் ரெட் கலர் அந்த குங்குமம் ரெட் கலர்னு சொல்லும்போது உங்களுக்கு லைட்டாக ஆரஞ்சு ஷேடு வர மாதிரி இருக்கும் அதனால தான் அது குங்குமம் ரெட் கலர்னு நான் சொல்கிறேன் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியிலுமே வருதுங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பியூர் சில்க் சாரீ வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வருதுங்க என்னதான் சில்க் மார்க் டேக்கோட பியூர் சில்க்குன்னு வந்தாலும் நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட சாரீ வாங்கினதுக்கப்புறம் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் பியூரா இல்லையான்னு six thousand two hundred rupees ஆறாயிரத்தி இரநூறுபாங்க இந்த சாரியுடைய ப்ரைஸு வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ப்ரீபேமெண்ட்லேயும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் இருக்குங்க ப்ரீபேமெண்ட்டுக்கு எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு extra charges three hundred rupees இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் blouse pinkish orange body of சரின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கு ப்ளூவில் வருது ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குது சாரியுடைய நம்பர் ஃபோர் செவன் த்ரீங்க அண்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கிட்டேருந்து ரிப்ளை வரும் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது ஸோ இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கருங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடியதுங்க இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வரணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்